எல்லா புகழும் இறைவனுக்கு அல் ஹிதாயா கிரேடான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தானா பர்வீன் அரபில் ஒரு ஒரு பழமொழி ஒன்று இருக்குது என்ன பழமொழின்னா ஆயிரம் பேருக்கு சமமானவர்களாக இருங்கள் அல்லது ஒரு மனிதருக்கு சமமானவராக இருங்கள் ஒருபோதும் பாதி மனிதர்களாக இருந்து விடாதீர்கள் என்கிற பழமொழி இப்போ எதை குறித்து இந்த பழமொழி பேசுகிறது அப்படின்னு சொன்னால் ஆயிரம் மனிதர்கள் உங்கள் முன்னாடி வந்து நின்னா கூட உங்களுடைய மன உறுதி அவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணும் இப்போ மன உறுதியே இல்லாதவங்கள பாதி மனிதர்கள்னு சொல்கிறாங்க அப்படி பாதி மனிதர்களாக ஒருபோதும் நம்ம இருந்துடக்கூடாது அதான் அந்த பழமொழி நமக்கு கற்றுத்தரக்கூடிய விஷயம் எல்லாவற்றையும் அல்லாஹ் நம்முடைய எண்ணத்தில் வச்சுட்டான் நம்முடைய வெற்றி தோல்வி நம்பிக்கை எல்லாமே அல்லாஹ் நம்முடைய மனசுக்குள்ளே வச்சுட்டான் இப்போ நபித்தோழர்கள் நபித்தோழர்களே மிக சிறப்பு வாய்ந்த தனி சிறப்பு வாய்ந்த நபித்தோழர் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் அபூபக் அலி அல்லாஹ் அவர்களை சொல்லலாம் அவருக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது எது அந்த தனி சிறப்பை அவருக்கு பெற்று தந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அவருடைய மன உறுதி தான் அவருக்கு தனி சிறப்பை பெற்று தந்திருக்கிறது ஏன்னா நம்முடைய பெருமானார் ரசூல் சல்லல்லாஹ் அலி வசலம் அவர்களே கூறியிருக்கின்றார்கள் ஒரு தராசினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு தட்டில் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுடைய இறை நம்பிக்கை அந்த தட்டில் வச்சுட்டு மறு தட்டில் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய இறை நம்பிக்கையை வைத்தாலும் கூட அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுடைய அந்த தராசு தான் அந்த தட்டு தான் கனமாக இருக்கும் சுபஹானல்லா எந்த அளவுக்கு உறுதியோடு இருந்திருக்காங்க அவருடைய தொழுகையும் நோன்பும் மட்டும் அவருக்கு இந்த தனி சிறப்பை பெற்று தரல அவருடைய மன உறுதியும் சேர்ந்துதான் அவருக்கு அந்த தனி சிறப்பு அவ்வளவு மன உறுதியோடு இருந்திருக்கிறார் ஒல்லியான தேகம் தான் அவருக்கு ரொம்ப பெரிய உடம்புலாம் வச்சுட்டு இருந்த ஆளெல்லாம் கிடையாது ரொம்ப ஒல்லியாக இருந்திருக்கிறார் மெலிந்த தேகம் தான் பெருமானாரினுடைய மறைவுக்கு பின்னாடி எல்லாமே தலைகீழாக மாறுகிறது படை வீரர்கள் குறைஞ்சு போயிடுறாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்புகிறது ஆள் ஆளுக்கு தான் தான் நபி அப்படின்னு சொல்லி தத்துவம் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அடக்க வேண்டிய பொறுப்பு வந்து ஒரு அரசராக அவருக்கு இருக்கிறது அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு இப்போ எல்லாரும் அறிவுரை என்ன சொல்கிறாங்க இதுக்கு மேலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது எல்லாரும் வழி தவறி போகிறாங்க நீங்கள் தொழுக நோன்பு அப்படின்னு உங்களுடைய வீட்டில் இருந்துருங்க நீங்கள் இபாதத்தோடு இருந்துருங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லும்போது ஒல்லியான தேகம் உடையவராக இருந்தாலும் கூட அவருடைய மன உறுதி எப்படி பேசியிருக்காருன்னா நான் உயிரோடு இருக்கிற வரையில் சுபகானல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரையில் அப்படி இந்த சமூகத்தை வழிகேட்டிற்கு நான் ஆளாக்க மாட்டேன் அப்படி அவங்கள நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதன்படி ஆட்சி நடத்தி இருக்கிறார் எல்லாவற்றையும் பழைய மாதிரி கொண்டு வந்திருக்கார் காரணம் அவருடைய மன உறுதி அதனாலதான் அபூபக்கர் அலி அல்லாஹ் அவர்களுக்கு தனி சிறப்பு இருக்கிறது எல்லாவற்றையும் அல்லாஹ் எண்ணத்தில் வச்சுட்டான் இப்போ நம்முடைய மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும் தோத்து போயிடுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சதற்கு பின்னாடி வெற்றியினுடைய எல்லா கதவுகளும் உங்களுடைய கண் முன்னாடி திறந்திருந்தாலும் கூட அது உங்களுக்கு தெரியாது எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குறானிலே அல்லாஹ் சொல்கிறான் தொண்ணூற்றி ஓராவது அத்தியாயம் ஏழு எட்டு வசனங்களிலே அல்லாஹ் சொல்கிறான் மேலும் மனித ஆன்மாவின் மீது அதை செம்மைப்படுத்திய பின்னர் தீமையையும் தூய்மையையும் அதன் உள்ளுணர்வில் வைத்தவன் மீது சத்தியமாக சுபகானல்ல அல்லாஹ் நம்முடைய மனசுக்குள்ளே வச்சுட்டான் தீமையும் தூய்மையும் நம்முடைய மனசுக்குள்ளே தான் இருக்குது நல்லது செய்யணும்னு நினைக்கிறதும் கெட்டது செய்யணும்னு நினைக்கிறதும் நம்முடைய கையில் தான் இருக்குது என்னால் முடியும்னு நினைக்கிறதும் முடியாதுன்னு நினைக்கிறதும் அல்லாஹ் நம்முடைய மனசுக்குள்ளே தான் வச்சுட்டான் அப்போ நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல தான் ரெண்டு உலகத்திற்கான வெற்றியும் அதில் தான் அல்லாஹ் வச்சுருக்கான் சுபகான் அல்லா மேலும் அல்லாஹ் திருக்குறானிலே சொல்லுகிறான் அல்லாஹ் கூறுகிறான் திருக்குறானில தொண்ணூற்றி ஓராவது அத்தியாயம் ஒன்பது பத்து வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் திண்ணமாக திண்ணமாக மனதை தூய்மைப்படுத்தியவர் வெற்றி பெற்று விட்டார் மேலும் மனதை நசுக்கியவர் தோற்றுவிட்டார் என்கிற திருக்குறான் வசனம் இருக்கிறது இப்போ மனசை யார் தூய்மைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சிடுறாங்க எல்லாம் வல்ல அல்லாஹ் எண்ணிக்கையில் வைக்கல வெற்றியை அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களிலே வைத்திருக்கிறான் வெற்றியை அதை புரிந்து கொண்டவர்கள் ஈர் உலகத்திலுமே வெற்றி அடையலாம் அஸ்லாம் வலைக்கம்